வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நாங்கள் திருகோணமலையில் என்னென்ன இடங்கள் பார்க்கலாம் நீங்களும் திருகோணமலைக்கு போனால் அல்லது டூரிஸ்டாக நீங்கள் போனீங்களா இருந்தால் இந்த இடங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இருக்குதுன்றதை நான் இந்த வீடியோ கிளிப்பில் நான் காட்டுறேன் முதலாவதாக பார்த்தீங்களா இது நிலாவலி பீச் நிலாவலி பீச்சில் போகிறோம் அது நல்லா பார்க்கலாம் அதை குளிக்கலாம் இந்த கடற்கரையில் அதோட இப்போ நாங்கள் இந்த நிலாவளி பீச்சில் இருந்து நாங்கள் இப்போ குராத்தீவு என்ற ஒரு இடத்துக்கு போகிறோம் அது ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் ஏனென்றால் அங்கே எல்லாமே மீன்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது கலர் கலர் மீன்கள் நான் கடலுக்குள்ளே என்ன ஒரு அழகான இடம் இருக்குன்றதை அங்கே போய் நாங்கள் பார்க்கலாம் ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಆರು ಗೇಂದ bye-bye. Papa, I can Oh, look, you. Tôi vào đường mình thế nào? Tôi vào đường mình thế 엄마, 그럼 찹짠이야, 짠이야. 이게 그냥 슬리퍼가 나냐 만들어. 근데. 그러면 찹짠이야. 짠이야. 엄마. 거기, 거기 있잖아요. இப்போ நாங்கள் கன்னியாக வெந்நீர் கிணறு பார்க்கத்தான் போகிறோம் அங்கே உங்களுக்கு தெரியும் அங்கே என்ன ஸ்பெஷலண்டா ஏழு விதமான கிணறு இருக்குது ஏழு வித கிணத்தையும் ஏழு விதமான சுடு தண்ணி தண்ணியில் டெம்பரேச்சரை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஆனால் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற எல்லா கிணறும் அதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இந்தா நீங்கள் பார்க்கலாம் ஏழு கிணறு இருக்குது ஒவ்வொரு த கிணத்துலேயும் தண்ணியை எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு டெம்பத்துவை இது பார்த்தீங்கன்னா சரியான சூடாக இருந்தது அடுத்தது கொஞ்சம் குளிர் அப்படி ஏழு ஏழு விதமான டெம்பத்துவை இது கொஞ்சம் தான் அதுதான் சரியானவா இது கொஞ்சம் Koldt der. Der er forskel på temperaturer. Det kan godt være, at det, er lige ikke, hvad hedder det? Størrelsemæssigt, ja. Nej, det øverste af vandet er bare. Ja. Fordi solen står jo Mm. Jeg skal ned i dybden på mig. Mm. Vi har meget der. Ja, fedt da. Varmt. Det var?